நேயர்கள் நச்சினை அறக்கட்டளைக்கு வழங்கிய நன்கொடையிலிருந்து பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் திருச்சி நேச்சுரக்கர் நிறுவனம் வழங்கும் மக்கும் பொருளால் தயாரிக்கப்பட்ட கைப்பை திருச்சி மனிதம் கல்வி பணி மன்றம் வழங்கும் பயனுள்ள தமிழ் கையேடுகள் ஆகியவை இந்த மாணவருக்கு ஊக்க பரிசுகளாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அனைத்து மாணவர்களும் வெற்றி படிகளில் ஏறலாம் பரிசுகளை அல்லலாம் நற்றிணையின் வெற்றி படிகள் நற்றினை நேயர்களுக்கு என் வணக்கம் என்னுடைய பெயர் மூஸ் பிக்ஷா நான் வித்யாகிரி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் என்னுடைய தலைப்பு அருந்தமிழை கற்றுப்பார் அமிழ்தமன்றோ த வல்லினமாய் மீ மெல்லினமாய் இழ் இடையினமாய் மூன்றினத்தையும் தன்னகத்தே கொண்ட ஒப்பற்ற உயர்மொழி தனிமொழி செம்மொழி என் தாய்மொழி தமிழ்மொழி ஆ அம்மா படித்த நாம் இன்று ஆ அமிவா என அறிவியல் தமிழும் கற்க தொடங்கிவிட்டோம் அன்னை தமிழை உலகமே வியந்தும் நயந்தும் பாராட்டுகிறது அமெரிக்க மண்ணில் உள்ள ஐக்கிய நாட்டு சபையின் முகப்பில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சங்க புலவன் கணியன் பூங்குன்றன் எழுதிய புறநானூற்றின் பாடலின் வரிகள்தான் பொறிக்கப்பட்டுள்ளது உலக விஞ்ஞானிகள் ஒன்று கூடும் இடமான நாசா விண்வெளி அகத்திலும் கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவு என தமிழ் பாட்டி அவ்வையின் அமுதவாக்குத்தான் எழுதப்பட்டிருக்கிறது மிக சிறந்த சுற்றுலாத்தனமான நயாகரா நீர்வீழ்ச்சியில் வருக வருக என வண்டமிழ்தான் உலகமான வைக்கிறது தமிழுக்கும் அமுதென்று பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என பாடி பரவசம் அடைகிறான் பாவேந்தன் பாரதிதாசன் மேலும் தமிழின் இனிமை என்ற தலைப்பில் பாடும் கவிதை இடையில் பயிலுறு மன்னன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார் பகை மிக உடையால் அன்னை என்னை சந்ததம் மரவா தந்தை குயில் போல் பேசிடும் மனையார் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை அகிலவராகும் வண்ணம் தமிழின் அறிவினின் உரைதல் கண்டீர் என்கிறார் பல மொழிகளை கற்றச் சிறந்த பன்மொழி புலவனாம் பாரதியும் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்காவது எங்கும் காணோம் என்று பறைசாட்டுகிறான் தமிழ் தானே என தோன்றிய காலம் காலமெல்லாம் மறைந்து போய் தமிழ் தேனே என்ற மறுமலர்ச்சி காலத்தில் நாம் வாழ்கிறோம் சாகா மருந்து அமிழ்தம் போல் செந்தமிழ் நூட்கள் பல மண்டி கிடக்கின்றன அவற்றை கற்று தேர்ந்து மனத்துள் கொண்டால் மாபெரும் வெற்றி உண்டாகும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டுமே இலக்கணம் வகுத்த மொழிகளுக்கு இடையில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என பொருள் இலக்கணம் வகுத்த ஒரே மொழி தன்னிகர் இல்லா தமிழ் மொழி செந்தமிழ் அந்தாதி எனும் நூலிலே செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்தம் உயிர் என்கிறார் ஒரு புலவர் தமிழை பழிப்போரை என் தாய் எடுத்தாலும் விடேன் என்கிறான் புரட்சி கவிஞன் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்ட தொன்மை மொழி தமிழ் என்கிறார் மொழி ஞாயிறு பாவாடம் திருமண வீடுகளில் வாழ்த்தும் போது ஓமை கவிஞர் சுரதா குறிப்பிடும் வாழ்த்து என்ன தெரியுமா இரட்டை கிளவி போல் இணைந்தே இருங்கள் பிரிந்தால் பொருளில்லை என்பாராம் இரட்டுற மொழியும் ஆற்றல் தமிழ் மொழியின் தனிச்சிறப்பு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அழகுற சொல்வார் அப்பன் சிவனுக்கும் மாறுதலை அவன் மகன் சுப்பனுக்கும் மாறுதலை என்று முன்னது சிவனுக்கு கங்கை ஆறுதலை பின்னது ஆறுமுக பெருமானுக்கு ஆறு தலை இப்படி சுவைபட உணர்வுக்குள் கட்டுண்டு கிடக்கும் மருந்தமிழை கற்றுப்பார் அமிழ்தவன்றோ காதல் இன்பம் பறக்கும் இலக்கியங்களை கற்றுப்பார் அமிழ்தமன்றோ அறநூலை அறிந்து தெரிந்து கற்றுப்பார் அமிழ்தமன்றோ வார்த்தைகளாய் இல்லாமல் வாழ்க்கையை சொல்லும் மருந்தமிழை கற்றுப்பார் அமிழ்தமன்றோ இறைவா கவிஞன் ஒருவன் சொன்னது போல் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் ஏன் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்